hello guys welcome back to Karnatak Sirumugai நான் உங்கள் ராஜ்குமார் சிறுமுகையில் இருந்துங்க ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய டர்னிங் மாடல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய நார்மல் மாடல் டர்னிங் அண்ட் மீனாக வச்சுருக்கக்கூடிய டர்னிங்கும் இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க ரொம்பவே கிளியராக பார்த்துடலாங்க ஸோ நார்மல் டர்னிங்க்கும் மீனாக வச்ச டர்னிங்க்கும் என்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இது எல்லாமே இந்த நாலு சேரீயில் மூணு டிஃப்ரெண்ட் டிசைனுங்க டிஃப்ரெண்ட் கலர் பார்த்துடலாங்க ஸோ அண்ட் ஆல்சோ ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த இந்த ஆல் செல்ஃப் சாரீஸ் எல்லாமே வந்திருக்குங்க ஸோ இதுவும் இந்த வீடியோவில் பார்த்துடலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நாளைக்கின் வீடியோவில் ஸ்பெஷலாக பார்த்துடலாங்க சுமதி கலர் கேட்குறவங்களுக்கு Sumathi colour and also red ஒரு வித்தியாசமான குங்குமம் கலருங்க ரேடியம் க்ரீன் மேலே பிளாக் போட்டு வியூ பண்ணியிருக்கு ரேடியம் க்ரீன் மேலே ரேடியம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மேலே ரெட்டு போட்டு வியூ பண்ணியிருக்கு சானந்தா கலருங்க காஃபி ப்ரௌன் இதுதாங்க ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஸ்பெஷலான மாடலாக இருக்க போகுது வைலட் மேலே பிளாக்கு இது எல்லாமே ஜோடி சாரீங்க ரெண்டு செல்ஃப் சாரீஸும் இருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக இந்த சாரீஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தாங்க சூப்பராக இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான சாரீங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சாரியில் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய சூப்பரான அழகான அட்ராக்டிவான டர்னிங் பார்டர் வந்திருக்குங்க அதுலேயுமே ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகாகவும் அற்புதமாகவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய பிளாக் கலர் சேரீ இந்த வீடியோவில் உங்களுக்காக இருக்குங்க ஸோ பாருங்கள் ரொம்பவே எடுப்பாக அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த கலர் தாங்க இன்றைக்கின் ஸ்பெஷல் வீடியோவாக இருக்க போகுது ஸோ இந்த சேரீ வேணால் நீங்கள் நம்மக்கிட்ட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது மிஸ்டேக் கிடையாதுங்க கையில் எடுத்தீங்கன்னாவே கையில் எடுத்தீங்கனாவே வந்துடுங்க ஸோ சின்னதாக வீவிங் இதாகிறது தாங்க ஸோ ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கக்கூடிய பச்சை கலரில் சைடில் அஸ்திரி வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடலுங்க ஸோ இந்த சேரீயுடைய ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கிடையாது சேரீயுடைய பேக் பார்ட்லேயும் உங்களுக்கு சேம் சிமிலராக இதே தாங்க வந்திருக்கு ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குங்க ஸோ இந்த சேரீ வேணால் நீங்கள் நம்மக்கிட்ட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோங்க ஸோ நம்மக்கிட்ட இந்த turning sari ready stock available இருக்குங்க ஸோ பச்சை கலர் முந்தானே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பரான டர்னிங் மாடல் சேரீங்க பியூர் ஹேண்ட்லூம் மேடுங்க ஸோ ஃபஸ்ட்டு சேரீ தொடர்ந்து செகண்ட் செகண்ட் சேரீ பார்த்துடலாம் கருப்பு தான் கண்ணு எனக்கு பிடிக்கும்னு கேட்குறவங்களுக்கான சூப்பரான சேரீங்க கருப்பு வித் மெரூன் ரொம்பவுமே ரேர் காம்பினேஷன்னே சொல்லாங்க அவ்வளவு அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஹேண்ட்லூம் மேட் சேரீங்க ஸோ மீனா ஒர்க் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க பார்த்தீங்களா ஒரே கலர் ஜெருகி யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டான கலர் ஜெருகு ஒரு செட் ஆஃப் புட்டாஸ்க்கோ ஒரு செட் ஆஃப் டிசைனுக்கோ சேஞ்ச் பண்ணும் பொழுது அது மீனா ஒர்க்குங்க ரொம்பவுமே அழகாகவும் அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் பார்க்குறக்கு எடுப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த சாரீ பியூர் பிளாக் கலருங்க ஸோ யாரெல்லாம் பிளாக் லவர் வியூவர்ஸ் இருக்கீங்களோ நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாங்க ஸோ சாரியுடைய ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் பார்க்காம பேக் பார்ட்டும் பார்த்துடலாங்க அடடா ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய மெரூன் வித் பிளாக் கலருங்க இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகக்கூடிய சாரீ இதுதாங்க ஸோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த சாரிலையும் ஜோடி இருக்குங்க தரையில் வியூ பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்துடும் அடடா இது என்ன கண்ணா இல்லை இந்திரலோகத்து பெண்ணா பாட்டு கூட எனக்கு மறந்து போச்சுங்க ஸோ அவ்வளவு சூப்பராக இருக்கக்கூடிய சாரிங்க பார்க்கவே பக்காவாக இருக்குது குரூப்பில் சூப்பராக ஃபோட்டோஸ் வந்துடுங்க ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரியுடைய ப்ளவுஸ் கலர் இந்த கலர் தாங்க வரும் எந்த ஒர்க்கும் இருக்காதுங்க ஸோ அடுத்த சாரி பார்த்துடலாம் அது அதுக்கு மேலேங்க இதுவுமே உங்களுக்கு பிளாக் போட்டு வியூ பண்ணியிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாங்க ஸோ பக்காவான பியூர் பிளாக் கலர் த்ரெட்டு போட்டு சூப்பராக மேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கிராஸ் கலர்டு சேரீங்க டசர் மேலே பிளாக் போட்டால் இந்த காம்பினேஷன் தாங்க வரும் அவ்வளவு அழகாக அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலருங்க ஸோ இந்த சேரீலையும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான மீனா ஒர்க் போட்டிருக்குங்க சேரீ பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ முந்தான கலர் தாங்க ப்ளவுஸு டிசைன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க சூப்பர் அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த சரி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் இல்லை பேக் பார்ட்டும் பார்த்துடலாங்க பாருங்கள் அந்த புட்டா வந்து ரெகுலர் இன்டர்வல் கேப்பில் சாரி பூராமே இருக்குங்க அவ்வளவு அழகாக அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ டசல்ஸ் ஆல்சோ ரொம்பவே அட்ராக்டிவாக போட்டிருக்குங்க சாஃப்ட் அண்ட் சைனிங்காக இருக்கக்கூடிய பியூர் ஹேண்ட்லூம் மேட் சாரீஸுங்க இது எல்லாமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அழகான கலருங்க ஸோ மீனாக இல்லாமல் போட்டிருக்கக்கூடிய இன்னொரு டர்னிங் மாடலுங்க இதெல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸாக வேணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எங்க எங்களுடைய YouTube channel Karnatak Sirumugai thank you